மைக்ரோவேவில் பொட்டேட்டோ எப்படி பாயில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆஃப் கேஜி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதில் வந்து அரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் அரை கப்லேருந்து ஒரு கப் வரைக்கும் ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி பாயில் பண்ணோன்னா தோலெல்லாம் சுருங்காது சாதாரணமாக வந்து நீங்கள் வெறும் பொட்டேட்டோ வச்சிங்கன்னா தோல் சுருங்கிடும் ஸோ அதனால் கொஞ்சம் நான் வந்து ஒரு கப் வரைக்கும் தண்ணி எடுத்துக்கலாம் அதில் நடுவில் ஊற்றிருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது போல் வந்து பொட்டேட்டோ வந்து நம்ம ப்ரிக் பண்ணிக்கலாம் அதாவது ஃபோக் வச்சு நிறைய இடத்துல வந்து ப்ரிக் பண்ணி விடுங்க இல்லைனா கத்தி வச்சும் வந்து இப்படி சும்மா குத்தி விடுங்க இல்லைனா வந்து பொட்டேட்டோ வந்து கவர்டாக இருக்கிறதுனால அது வெடிக்க செய்யும் அப்போ நம்ம இது மாதிரி குத்திக்கலாம் நல்லா வந்து ஃபோக் வச்சு குத்திட்டு எல்லா சைடும் குத்தி விட்டுருங்க இப்போ நம்ம பாயில் பண்ணலாம் five to seven minutes boil பண்ணலாம் பண்ணிவிட்டு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி செவன் மினிட்ஸ் வச்சுருக்கேன் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபோர் மினிட்ஸ் ஆயிடுச்சு அதை பாருங்கள் இப்போ வந்து நம்ம திருப்பி வைக்கலாம் இன்னும் வந்து செவன் மினிட்ஸ் நம்ம வச்சோம் இன்னும் த்ரீ மினிட்ஸ் இருக்குது நம்ம திருப்பியும் வைக்கலாம் உள்ள இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் பரவாயில்ல இன்னொரு டூ மினிட்ஸ் நம்ம வைக்கலாம் இப்போ டூ மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் வெந்துருச்சுங்க நல்லா வந்துருச்சு இப்போ நமக்கு வந்து இந்த பொட்டேட்டோ பாயில் ஆக நைன் மினிட்ஸ் ஆகுது ஒரு ஒரு மே மைக்ரோவேவும் வந்து ஒரு ஒரு மாதிரியும் வந்து டைமர் இருக்கும் இதோட ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி இது நைன் மினிட்ஸ் ஆகுது இப்போ நம்ம வந்து